போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வாணியம்பாடியில் முன்னாள் கவுன்சிலர் வசீம் அக்கம் கொலை வழக்கில் தலைமறைவான பழைய இரும்பு வியாபாரி கேங்ஸ்டராக மாறியது எப்படி என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியோடவன் ஜீவா நகரைச் சேர்ந்த வசீமக்கம் முன்னாள் நகராட்சி கவுன்சிலராகவும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் முன்னாள் மாநில துணைச் செயலராகவும் மற்றும் பல்வேறு சமூகப் பணியும் செய்து வந்தார் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி இரவு ஜீவா நகரில் உள்ள மசூதியில் தொழுகையை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது காரில் வந்த மர்ம நபர்கள் வசீம் அக்கமை அறிவாளால் வெட்டியதால் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து வாணியம்பாடி போலீசார் நடத்திய விசாரணையில் வாணியம்பாடி ஜீவா நகரைச் சேர்ந்த வசீம் அக்ரமின் நெருங்கிய நண்பரும் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் வியாபாரியான டீல் இந்தியாஸ் கூறியதன் பேரில் வசீம் அக்கமை கொலை செய்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து டீல் இந்தியாசிடம் விசாரணை நடத்த போலீசார் முயன்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்தது உடனே கொலையாளிகளை பிடிக்கவும் கொலைக்கான காரணத்தை கண்டறிய நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சென்னை காஞ்சிபுரம் பெங்களூரு ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் வாணியம்பாடி ஜீவா நகரைச் சேர்ந்த இந்தியாஸ் பழைய இரும்பு பொருட்களை வியாபாரம் செய்து வருகிறார் தொழில் சம்பந்தமாக சென்னைக்கு அடிக்கடி சென்று வந்த இந்தியாசுக்கு சென்னையோட்டேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஒருவரின் நட்பு கிடைத்தது அவர் மூலம் திருட்டு வாகனங்களை வாங்கி அதை பிரித்து தனது இரும்பு கடையில் வைத்து வியாபாரம் செய்யத் தொடங்கியதாக கூறப்படுகிறது மேலும் கஞ்சா வியாபாரத்திலும் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த டீல் இந்தியாசும் கொலை செய்யப்பட்ட வசீமக்கம் ஆகிய இரண்டு பேரும் பள்ளிப் பருவத்தில் இருந்தே நண்பர்களாக இருந்தவர்கள் வசீமக்கம் அரசியல் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்ததால் அவருடன் டில் இந்தியாஸ் நெருங்கி பழகி வந்ததாக தெரிகிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு வாணியம்பாடி தொகுதி முழுவதும் டில் இந்தியாஸும் வசீம் அக்ரமும் பலம் வந்தனர் இதற்கிடையே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புடில் இந்தியாசுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகத்தில் கஞ்சா ஒதுக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் தனிப்பிரிவு போலீசார் டில் இந்தியாசுக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அதில் பத்து கிலோ கஞ்சா பத்துக்கும் மேற்பட்ட செல்போன்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பட்டாக்கத்திகள் அறிவாள்கள் உருட்டுக்கட்டைகள் பதுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக டீல் இந்தியாஸின் ஆதரவாளர்கள் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இதையறிந்த டீல் இந்தியாஸ் தலைமறைவானார் வசீம் அக்ரம் கொடுத்த தகவலின் பேரில்தான் போலீசார் டேல் இந்தியாஸ் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர் என்பது நாளடைவில் டேல் இந்தியாஸுக்கு தெரிய வந்ததாக கூறப்படுகிறது இதனால் வசீம் அக்கம் மீது பகை கொண்ட டேல் இந்தியாஸ் தனது ஆதரவாளர்கள் மூலம் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தாராம் கடந்த சில வாரங்களுக்கு முன்புனியோடவன் பகுதி வழியாக வந்த வசீம் அக்கமை வழிமறுத்த டீல் இந்தியாஸின் ஆதரவாளர்கள் துப்பாக்கியை காட்டி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக வசீம் அக்ரம் வாணியம்பாடி நகர காவல் நிலையம் திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் அந்த மனு மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் வசிமுக்கம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் வாணியம்பாடியைச் சேர்ந்த இருபது வயது முதல் முப்பது வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு தாமாக முன் வந்து பல்வேறு உதவிகளை செய்து வரும் டேல் இந்தியாஸ் அவர்கள் மூலம் டேல் பிரதர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் செய்யப்படும் சில சமூக சேவைகளை வீடியோவாக பதிவு செய்து அதை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்து இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவருடன் இணைத்து இளைஞர்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்வதையும் போலீசார் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கொலையாளிகளை பிடிக்க பத்து தனிப்படை அமைக்கப்பட்டது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் வாகன சோதனையும் கொலை நடந்தபோது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை போலீசார் ஆய்வு நடத்தினர் அதில் கொலை நடந்த காட்சிகள் தெளிவாக இருந்தது கொலையாளிகள் இண்டிகா காரில் வந்து வசீம் அக்ரமை ஆறு பேர் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது தெரியவந்தது இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுசெட்டி சத்திரம் அருகே உள்ள சோதனை சாவடியில் வந்த காரை போலீசார் மடக்கி பிடித்தனர் இதில் கூலிப்படையைச் சேர்ந்த பிரசாந்த் தில்லிகுமார் ஆகிய இருவர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து எட்டு கிலோ கஞ்சா பத்து கத்தி பத்து செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன போலீசாரால் தேடப்பட்ட வந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த ஜான்தாஸ் மகன் அகஸ்டின் பாஸ்கர் மகன் சத்யசீலன் வண்டலோர் ஒட்டோரி விரிவாக்கத்தைச் சேர்ந்த சிவக்குமார் மகன் பிரவீன்குமார் நாகு மகன் முனீஸ்வரன் மோகனசுந்தரம் மகன் செல்வக்குமார் சென்னை ஊரப்பாக்கம் எபினேசர் மகன் அஜய் ஆகிய ஆறு பேரும் தஞ்சாவூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்ற நீதிபதி பாரதி முன்பாக வழக்கறிஞர் மூலம் சரண்டைந்தனர் இதையடுத்து பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டதால் திருச்சி சிறைக்கு பலத்த போலீசார் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டனர் தலைமறைவாக இருந்த டீல் இந்தியா சிவகாசி நீதிமன்றத்தில் சரண்டிருந்ததை அடுத்து ஏழு நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது